கண் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸு அப்புறம் ப்ரொமோஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் so paid promotion free promotion ரெண்டையும் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க பட்டனும் பக்கத்தில் பெல் பட்டன் லால் அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற ஒவ்வொரு பத்தொன்பது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான டெலகிராம் ப்ரமோஷன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களோட டெலகிராம் குரூப் ஆர் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சேனல் மூலமாக வந்து ஈஸியாக ப்ரமோஷன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இந்த ஒரு சாரி இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக வந்து ஈஸியாக ப்ரமோஷன் பண்ணிக்க முடியும் அதிகப்படியான மெம்பர்ஸ் ஜாயின் பண்ண முடியும் அண்ட் அதிகப்படியான குரூப்பில் வந்து நீங்கள் அன்லிமிட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதோட லிங்க் வந்து பிளாகரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பிளாகர் லிங்க் வந்து கீழே அவைலபிளாக இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம பிளாக்குள்ளே போகும் அதில் வந்து கிளிக் கேர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து இந்த ஒரு சேனலில் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஏபிகே ஃபைல் ஸோ மொபைல் அப்ளிகேஷனாக தான் இருக்கும் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு கேமிங் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதில் ஜாயின் குரூப் அப்படின்ட்டு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் இதோட அடுத்த பேஜுக்கு போகும் ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து உங்களோட குரூப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கிளிக் அப்படின்றத கொடுத்து கான்டாக்ட் ஆஷ் அப்படின்னு இருக்கும் ஸோ ஜாயின் அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்களோட டெலகிராம் பேஜ் காட்டுது ஸோ ஜாயின் சேனல் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்துட்டு உங்களோட சேனலை வந்து அட்மினுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு குரூப்போ இல்லை சேனலோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அட்மினுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னா அட்மின் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து ஆட் பண்ணிடுவார் ஸோ உங்களை உங்களை வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஸோ ஆட் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குரூப் வந்து இதில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எப்படின்னு நான் காட்டுறேன் ஸோ நீங்கள் வந்து அட்மினுக்கு ஃபார்வர்ட் பண்ண அப்புறம் அவங்க வந்து அப்ளிகேஷனில் வந்து அப்டேட் கொடுப்பாங்க அப்டேட் கொடுத்த அப்புறம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் சேனலோ இல்லை குரூப்போ வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் கேட்டகரியில் இருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து இதில் டிஸ்பிளே இருக்கும் பாருங்கள் ஸோ இதில் ஆட் வரும் ஸோ பேக் வந்துடுங்க பேக் வந்த அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் யூடியூப் அப்படின்னு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேனல் வந்து விசிபிள் ஆகும் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே ஓப்பன் ஆகும் so free watch time YouTube share video YouTube share YouTube TikTok Instagram பண்ணி யூடியூப் சேனல் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு யூடியூப் சேனல் இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து உங்களோட சேனலில் சேனலோ குரூப்போ வந்து ஆட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து யூடியூப் சேனல் அப்படின்னா ஜாயின் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுளில் போகும் இப்போ வந்து தேவைப்பட்டால் வந்து நீங்கள் வியூ அண்ட் டெலகிராம் கொடுத்து நீங்கள் இந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களோட சேனல்ஸ் வந்து ஜாயினில் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் ஸ்டிக்கர் வந்து அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பை அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய குரூப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க study group news motivation shopping music video technical டெக்னிக்கலில் வந்து நிறைய குரூப் வந்து அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி ஏன்னா வந்து சர்ச் பண்ணுறவங்க வந்து டெக்னிக்கலாக தான் நிறைய பேர் தேவைப்படும் ஸோ அதனால் நிறைய சேனல்ஸ் வந்து சேனல் அண்ட் குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எதனா தேவைப்பட்டாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட சேனலையும் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம் சேனல் அண்ட் குரூப்பையும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடி பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களோட WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link